குழந்தை மன உணர்வுகளை தெரிந்து கொள்ள நீங்கள் விதவிதமான முகபாவனைகளை உணர்வுகளுக்கு ஏற்ப செய்து காட்டலாம் உதாரணமா மகிழ்ச்சியா இருந்தா நீ எப்படி இருப்ப என்று நீங்க கேட்டா குழந்தை சிரித்த முகத்தை காட்டலாம் பிறகு நீங்க சிரித்த முகத்தோட கேட்கலாம் இது என்ன உணர்வு குழந்தை மகிழ்ச்சி என்று சொல்லலாம் இப்படியே நீங்கள் சோகம் குறும்பு கோபம் அல்லது ஆச்சரியம் என வேறு உணர்வுகளை செய்யலாம் இப்படி செய்வது குழந்தைக்கு உணர்வுகளையும் அதன் பெயர்களையும் புரிந்து கொள்ள உதவும்